சென்னை தேமே இயேசு தங்கும் ஆலயம் உன்னை தேவன் தேடுகின்றார் உன்னை அன்பு சின்ன சின்ன இதயமே இயேசு தங்கும் ஆலயம் உன்னை தேவன் தேடுகின்றார் அவன் உனக்கு தந்தவர் ஜீவ பாதை நடத்துவார் சிரித்து நீயும் மகிழவே தேவனை நீ துதிப்பாயே ஜீவன் உனக்கு தந்தவர் ஜீவ பாதை நடத்துவார் சிரித்து நீயும் மகிழவே தேவனை நீ துதிப்பாயே சின்ன சின்ன இதயமே இயேசு தங்கும் ஆலயம் உன்னை தேவன் தேடுகின்றார் அன்பு செய்கின்றார் சின்ன சின்ன இதயமே இயேசு தங்கும் ஆலை परिशुसम्व